லிப்ரியாஃபிஸ் பேஸ் மீதான இந்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் நல்வரவு இந்த டியூட்டோரியல் நம் சப்பார்ம் ஐ உருவாக்க கற்போம் அதற்கு நம் உதாரண லைப்ரரி டேட்டாபேஸ் உடன் தொடரலாம் பின்வரும் நிகழ்வை கருத்தில் கொள்வோம் லைப்ரரியின் எல்லா உறுப்பினர்களையும் எப்படி பட்டியலிடுவது ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் அவர்கள் திருப்பித் தராத புத்தகங்களை எப்படி காண்பது லைப்ரரி ன் எல்லா உறுப்பினர்களையும் பட்டியலிடும் ஒரு பார்ம் ஐ உருவாக்க வழி உள்ளது அதன் கீழ் உறுப்பினர் திருப்பித் தராத புத்தகங்களை பட்டியலிட ஒரு சப்பார்ம் ஐ உருவாக்கலாம் இந்த பார்ம் ஐ வடிவமைத்த பின் அதை அப்டேட் செய்ய முடியும் உதாரணமாக உறுப்பினர் புத்தகத்தை திருப்பித் தரும் தகவலை அப்டேட் செய்ய முடியும் இது நாம் உருவாக்கப்போகும் பார்ம் இன் மாதிரி ஸ்கிரீன்ஷாட் அடியில் இதுவும் ஒரு சப்பார்ம் ஐ காட்டுவதை கவனிக்கவும் நம் லைப்ரரி டேட்டாபேஸ் ஐ திறக்கலாம் நம் முன் டியூட்டோரியல் களில் history of books issued to members query ஐ உருவாக்கினோம் புது பார்ம் ஐ உருவாக்க அடிப்படையாக இந்த குரி மற்றும் மெம்பர்ஸ் டேபிள் ஐ பயன்படுத்தலாம் குரி நேம் ல் ரைட் கிளிக் செய்து இதை கோப்பி செய்யலாம் பின் பாஸ்டே ல் சொடுக்கவும் குரி நேம் ன் பாப் உப் விண்டோ ல் புது நேம் ஐ டைப் செய்யலாம் books not returned edit mode ல் புக்ஸ் நோட் ரிட்டர்ன்ட் குரி ஐ திறப்போம் குரி டிசைன் விண்டோ ல் செக்கடின் இல் இல்லாத புத்தகங்களை காட்ட ஒரு கிரைட்டீரியன் ஐ சேர்ப்போம் அதற்கு செக்கடின் ன் கீழே கிரைட்டீரியன் கோலம்ன் ல் ஈக்வல்ஸ் 0 என டைப் செய்யலாம் Enter ஐ அழுத்துவோம் குரி ஐ சேமித்து விண்டோ ஐ மூடுவோம் மெயின் பேஸ் விண்டோ இடப்பக்க பேனல் ஃபார்ம்ஸ் பார்ம்ஸ் இக்கான் ஐ சொடுக்குவோம் பின் use wizard to create form option இல் சொடுக்குவோம் இப்போது பிரபல பார்ம் விசார்ட் ஐ பார்க்கிறோம் பார்ம் ஐ உருவாக்க இடப்பக்கமுள்ள 8 படிகள் மூலம் செல்வோம் படி 1 ல் பீல்ட் செலக்ஷன் Table மெம்பர்ஸ் ஐ தேர்வோம் பின் அனைத்து பீல்ட் களையும் வலப்பக்கம் நகர்த்தலாம் நெக்ஸ்ட் பட்டன் ஐ சொடுக்குவோம் நாம் படி 2 இல் உள்ளோம் செட்டப் a சப்பார்ம் இங்கே ஆட் சப்பார்ம் செக்பாக்ஸ் இல் குறியிடுவோம் பின் option subform based on manual selection of fields இல் சொடுக்குவோம் படி 3 க்கு செல்வோம் ஆட் சப்பார்ம் ஃபீல்ட்ஸ் இங்கே சில நிமிடங்களுக்கு முன் நாம் வடிவமைத்த புது query ஐ அழைப்போம் tables or queries drop down இலிருந்து Query புக்ஸ் நோட் ரிட்டர்ன்ட் ஐ தேர்வோம் ஸ்க்ரீன் இல் காட்டுவது போல அவைலபிள் லிஸ்ட் இலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பீல்ட் களை வலப்பக்கம் நகர்த்தலாம் நெக்ஸ்ட் ஐ சொடுக்கவும் படி 4 get joined fields member ID field மட்டுமே தொடர்பான பீல்ட் ஆக உள்ளதால் மேலே இரண்டு drop downs இல் இருந்தும் அதை தேர்க நெக்ஸ்ட் button ஐ சொடுக்கவும் படி 5 Arrange Controls இங்கே Form மற்றும் Subform இல் மூன்றாவது ஆப்ஷன் டேட்டா Sheet ஐ தேர்வோம் Next ஐ சொடுக்கவும் படி 6 செட் டேட்டா என்ட்ரி இங்கே ஆப்ஷன்ஸ் ஐ இருப்பது போலவே விட்டுவிட்டு நெக்ஸ்ட் ஐ சொடுக்குவோம் படி 7 அப்ளை ஸ்டைல்ஸ் கிரே ஐ பார்ம் பேக்கிரவுண்ட் ஆக தேர்க கடைசி படிக்கு போகலாம் படி 8 செட் நேம் இங்கே நம் பார்ம் க்கு ஒரு விளக்கமான பெயரை தரலாம் members who need to return books மேலும் சில மாற்றங்களை செய்யப்போவதால் மோடிஃபை பார்ம் ஆப்ஷன் ஆப்ஷனில் சொடுக்கலாம் இப்போது பினிஷ் பட்டன் ஐ சொடுக்குவோம் பார்ம் டிசைன் விண்டோ இரண்டு டேபுலர் டேட்டா ஷீட் இடங்கள் இருப்பதை கவனிக்கவும் மேலே இருப்பது பார்ம் எனவும் கீழே இருப்பது சப்பார்ம் எனவும் அழைக்கப்படுகிறது பார்ம் க்கு மேலே ஒரு லேபல் ஐ சேர்ப்போம் மேலே பார்ம் கன்ட்ரோல்ஸ் டூல்பார் இல் லேபல் இக்கான் ஐ சொடுக்கி பார்ம் க்கு இழுக்கவும் லேபல் மீது டபிள் கிளிக் செய்தால் புராப்பர்ட்டீஸ் வரும் இங்கே லேபல் இல் டைப் செய்யலாம் members of the library font style Arial bold மற்றும் அளவு 12 என மாற்றலாம் அவ்வாறே ஸ்க்ரீன் இல் காட்டுவது போல சப்பார்ம் க்கு மேல் இரண்டாவது லேபல் ஐ சேர்ப்போம் இதை list of books to be returned by the member எனலாம் அடுத்து ஸ்க்ரீன் இல் காட்டுவது போல் பார்ம் இன் நீளத்தை குறைக்கலாம் பார்ம் இல் நேம் பீல்ட் இன் நீளத்தை அதிகரிக்கலாம் அவ்வாறே சப்பார்ம் ல் புக் டைட்டில் பீல்ட் ஐயும் அதிகரிக்கலாம் பான்ட்ஸ் ஐ மாற்றுவோம் ஏரியல் போல்ட் மற்றும் சைஸ் 8 பேக்கிரவுண்ட் கலர் ஐ பார்ம் க்கு வைட் எனவும் சப்பார்ம் க்கு ப்ளூ 8 எனவும் மாற்றுக அடுத்து மெம்பரிட் கோலம்ன் ஐ அதன் மீது ரைட் கிளிக் செய்து ஹைட் கோலம்ன் ஆப்ஷன் ஐ தேர்ந்து மறைக்கலாம் சரி முடித்துவிட்டோம் பார்ம் டிசைன் ஐ சேமித்து அதை சோதிப்போம் main base window will members who need to return books form ஐ டபிள் கிளிக் செய்து திறக்கலாம் பார்ம் அங்கே இருக்கிறது அப் அல்லது டவுன் அரோவ் கீஸ் ஐ பயன்படுத்தி மெம்பர்ஸ் மூலம் ப்ரோவ்ஸ் செய்வோம் அல்லது சுலபமாக உறுப்பினர்களின் பெயரை சொடுக்கலாம் கீழே சப்ஃபார்ம் புதுப்பிக்கப்பட்டு திருப்பித்தர வேண்டிய புத்தகங்களை காட்டுவதை கவனிக்கவும் சப்ஃபார்ம் ஏதாவது ரெக்கார்ட் ஐ தேர்ந்தெடுக்கலாம் ஆக்சுவல் ரிட்டர்ன் டேட் பீல்ட் இல் டைப் செய்யலாம் பனிரெண்டு ஏழு பதினொன்று மற்றும் செக்ட் இன் பீல்ட் இல் குறியிடலாம் Enter ஐ அழுத்தவும் இப்போது அடியில் ஃபார்ம் நேவிகேஷன் டூல்பார் இல் ரிஃப்ரெஷ் icon ஐ சொடுக்கி பார்ம் ஐ புதுப்பிக்கலாம் எடிட் செய்த ரெக்கார்ட் காட்டப்படவில்லை என்பதை கவனிக்கவும் அதாவது புத்தகம் செக் செய்யப்பட்டது அல்லது திருப்பித்தரப்பட்டது இதோ சப்பார்ம் உடன் நம் பார்ம் இருக்கிறது இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிவடைகிறது இதில் நாம் சப்பார்ம் ஐ உருவாக்க கற்றோம் ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டால்க் டோ ஆ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும் இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய மார்ட் இன் ஐசிடி மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது மேலும் விவரங்களுக்கு spoken hyphen tutorial dot org slash NMEICT hyphen intro தமிழாக்கம் பிரியா நன்றி